hello guys welcome to our channel இந்த இடம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு கூத்து பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு நடத்த வாய்ப்பில்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு எட்டு டேஸ் ஸ்கிப் பண்ண வேண்டிய பாருங்கள் இப்போ நம்ம தமிழகத்தில் படித்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது நடத்தலாமா வேண்டாமான்னு சொல்லி ஏகப்பட்ட ஆலோசனை போயிட்டு இருக்கு அந்த ஆலோசனையை எடுத்த முடியல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அறிக்கை தயார் பண்ணி மத்திய அமைச்சருக்கு அமைச்சு வச்சுருக்காங்க ஸோ மோஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் ஒரு ஒரு ஆலோசனையும் ஒரு ஒரு ஆலோசனையும் இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா அன்பன் முகேஷ் வந்து பேட்டி கொடுத்துருப்பாரு என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த முடிவில் நாங்கள் எடுத்திருக்கோம் இருந்தாலும் நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அது கொண்டு போயிட்டு அவர் என்ன வெளியிடறாருன்னு பார்த்து தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிவு பண்ணியிருக்காங்க பட் மேலும் ஸ்டாலின் கூட நடத்தின அந்த ஆலோசனை முடிவுகள் வந்து இப்போ வரைக்கும் என்னன்ட்டு யாருக்குமே தெரியாதனால இப்போ வந்து அதை வெளியிட்டிருக்காங்க அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரே பாசிட்டிவான நியூஸ் வந்து மாணவர்கள் சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு புதுமா பொதுத் தேர்வு ரொம்ப முக்கியம்தான் பட் இருந்தாலும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களோட பொதுத் தேர்வு நடத்தலாமா வேணாமா எப்போ நடத்தலாம் நீங்களும் நானும் முடிவு பண்ணக்கூடாது காரணம் வந்து நம்ம குழந்தை எப்போ கட்டுக்குள்ள வருதோ அப்போ தான் நடத்த முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கும் நடத்த வாய்ப்புகளுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணி சொன்ன வேர்டு என்னென்னா மோஸ்ட்லி ஜூலை இல்லை ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளேயும் இந்த எக்ஸாம் முடிச்சாகணும் பட் இப்போ தமிழகத்தில் வந்து கொரோனா கேசஸ் டெய்லியுமே கம்மியாக தான் வருது பட் இப்படியே தமிழகத்தில் முப்பதாயிரம் கேசஸ் கிட்ட வருது மருத்துவர்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஆறாயிரம் ஏழாயிரம்குள்ளே வரத்துக்கு குறைஞ்சது இந்த மூணு மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜூலை மாதத்துக்குள்ளே நடத்த முடியுதுன்னா கண்டிப்பாக புது தொழில் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி இந்த கொரோனா டைமில் மாணவர்கள் பொதுத் தேர்வு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது பொதுத் தேர்வு வந்து நேரடியாக வர வைக்கவும் கூடாது மாணவர்களோட எழுத்து குடும்பத்தோட எழுத்து நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த பொதுத் தேர்வை பற்றி இந்த புதுத்துறை பற்றி நடத்ததா இருந்தால் ஜூலைக்குள்ளே நடத்தணும் இல்லைன்னா ஜூலைக்குள்ளே நடத்துறதுக்குள்ளே கொடுத்து ஜூலைக்குள்ளே நடத்தணும்னா கொரோனா கட்டுக்குள்ள வரணும் அப்படி வரலன்னா ஆல் பாஸ் அப்படின்ற அதனால வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ஆண்டு மாற மாறும் ஸோ ஜூலை ஆண்டு முடிக்க முடியும்னா கண்டிப்பாக ஆல் பாஸ் தான் பண்ணணும்னு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்கள் இது உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க